அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank Nifty future one minute chart இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் ஒரு expiry day Thursday month and expiry day actually so இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு நைன் ஃபிஃப்டின் ஏஎம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்குது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆனபடி நல்ல ஒரு டவுன் மொமெண்டமில் இறங்கினபடியே மார்க்கெட்னுடைய க்ளோசிங் இருந்துச்சு நேற்று நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா டெய்லி என்ன மாதிரி கால் வருது வர்ற கால் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு வர கால்ஸ் நல்ல பெக்குலியராக பார்க்குறோம் ப்ரீயஸ் டே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு அகைன் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு அந்த செல் கால் நல்லா மேலே ஏறிட்டு அடுத்த ஒரு பெரிய டவுன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டிலில் டூ ஓ கிளாக் கொடுத்துட்டு கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா இறக்கத்திலே முடிஞ்சு thirty seven seven hundred range closing but இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் சார்ட்டில் கேப் அப்பில் கொடுக்குது இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு by thirty eight thousand hundred and seventy three point செவன்ட்டின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line everyday இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணும் எப்படி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக கால் வரும் அந்த காலை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு வந்திருக்கு அந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் மட்டும் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் போச்சு தேர்ட் கேண்டில் ஃபோர்த் கேண்டில் நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா more than ninety six points இருக்குது ஸோ இந்த டார்கெட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது thirty eight thousand two hundred and sixty nine தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அதாவது டார்கெட் லைன் அந்த டார்கெட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கேண்டில் நல்ல ஸ்ட்ரா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பெரி ஆக போகிற ஒரு ஆப்ஷன் தான் பார்க்குறோம் at the money option thirty eight hundred call option இந்த கால் ஆப்ஷன் பாருங்கள் நமக்கு டூ டுவெண்ட்டி ரேஞ்சில் பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு டூ செவன்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ